புகழ் அனைத்தும் இறைவனுக்கு அவன் மட்டுமே துணை நமக்கு நான் ஏ ரியாஸ் அகமது இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா என்று கேட்டால் நிச்சயமாக லட்சங்களை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது ஒரு சிறு உதாரணம் அன்றைய மருத்துவர்கள் ஐந்து ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்தார்கள் ஆனால் இன்று விலையேற்றத்தின் காரணமாக ஐம்பது ரூபாயோ அல்லது நூறு ரூபாயோ வசூலிக்கலாம் ஆனால் பல தனியார் மருத்துவமனைகளில் ஐநூறு ரூபாய் என்று கன்சல்டேஷன் ஃபீஸ் என்ற பெயரில் பெறுகிறார்கள் என்றால் அவர்களின் தேவையே லட்சங்களை அடைய வேண்டியது தான் அதுதான் அவர்களின் லட்சியமாக மாறியிருக்கிறது என்பதுதான் உண்மை இது யதார்த்தமான உண்மை ஒவ்வொரு பிள்ளையும் தமிழ்நாட்டில் இலவச படிப்பை பெற வேண்டும் கல்வி இலவசமாக வர வேண்டும் என்ற உன்னத ஒரு இலட்சியத்துடன் வாழ்ந்து சாதித்தவர் தான் காமராஜர் அவர்கள் ஆனால் அவர் பிறந்த மண்ணிலே இன்று ஒரு பிள்ளைக்கு முதலாம் வகுப்பிற்கு சேர்க்க வேண்டுமென்றால் ஒரு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழலில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்றால் கல்வியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை அடுத்து அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் அவர்கள் அவர் பணியை சரியாக செய்வதற்கு நாம் அவர்களுக்கு அன்பளிப்பு தர வேண்டும் கவனிக்க வேண்டும் லஞ்சம் என்று சொல்லக்கூடாது டிஎன்பிஎஸ்சியும் யூபிஎஸ்சியும் தேர்வினை தேர்ச்சி பெற்று தான் வந்தார்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மூன்றையும் மறந்துவிட்டார்கள் கமிஷனாக பெற்று பல லட்சங்கள் என்று பல இளைஞர்கள் பெற்று பல அடுக்குமாடி கட்டணங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் அவர்களின் ஒரே லட்சியம் லட்சங்களை பெற வேண்டியதுதான் அடுத்து பொருளாதார திட்டங்களும் இதற்கு ஒரு காரணமாக அமைகிறது எப்படி என் நாட்டில் தட்டினால் தங்கம் கிடைக்கும் வெட்டினால் வெள்ளி கிடைக்கும் தேடினால் தண்ணீர் கூட கிடைத்துவிடும் ஆனால் படித்தால் சரியான வேலை கிடைக்காது அப்படி கிடைத்தால் அதற்கான சம்பளம் சரியாக கிடைக்காது இந்த சம்பளத்தினை ஐடி நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் வெளிநாடுகளும் தருவதால் தான் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் தங்களின் லட்சியங்களை மூட்டை கட்டிவிட்டு பல லட்சங்களை பெறுவதற்காக வெளிநாட்டிற்கு பயணத்தை மேற்கொண்டு விட்டனர் இதுவும் ஒரு உண்மைதான் அடுத்து அரசியலாவது சரியாக இருக்கிறது என்று கேட்டால் நோட்டிற்கு ஓட்டு ஓட்டிற்கு நோட்டு இந்த லட்சங்களை அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் நாளை பல கோடியினை அவர்கள் பெற வேண்டும் ஊழல் செய்ய வேண்டும் லட்சங்களை பெற வேண்டும் என்ற உன்னத ஒரே லட்சியத்துடன் வாழ்வதால் தான் இன்றைய நாடு வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக கல்வி மருத்துவம் வியாபாரம் சினிமா விளையாட்டு அரசியல் என பல்வேறு இடங்களில் லட்சங்கள் தவழ்வதாலும் புரள்வதாலும் இதை காண்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களின் மனதிலும்